ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியுது ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஏன் ஏறுது சென்செக்ஸ்லாம் ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சின் அதாவது மருந்து வந்து பார்த்திங்க தடுப்பூசி பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் எஃபெக்டிவ்ல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரூப் கம்பெனி பிஃபிசர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது இது போக தொடர்ந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடு சப்போர்ட்டிவ் என்னென்னலாம் டவுன் வருதோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் ரிலேட்டடாக சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க யூஎஸ் எலெக்ஷனும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிச்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பயங்கரமாக வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு கொரோனாக்கப்புறம் இப்போ தான் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி அவங்க சைட் போய்கிட்டு இருக்கு மெயினாக இந்த இது வந்து சப்போர்ட்டிவாக நல்லா நிஃப்டி எல்லாமே வந்து ஏறுறதுக்கு காரணம் வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பூஸ்ட்டாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது குவார்ட்டர் டூ வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்காக வந்து எக்கனாமி வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வந்து மொரட்டோரியம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து பேங்க் செக்டர் அமைஞ்சிச்சு ஸோ ஒரு நாட்டோட ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகும் ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சைடில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கனால குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே நல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய காரணத்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பயங்கர ஸ்ட்ராங் நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கனால மார்க்கெட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் மாறிச்சு எப்போ வந்து ஈக்விட்டி பயங்கரமாக ஏறுதோ அது மீன்வைல் அப்படியே கிராஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும் like precious metals gold silver so அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கொரோனா டயத்தில் அதெல்லாம் ஏறுச்சு ஸோ கொரோனாலேருந்து வெளியே வர போகிறோன்னு தெரிஞ்சுன்னா இறங்கும்ல ஸோ ரூமர் தான் வந்து இங்கே இப்போ மேட்ரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லேயே வந்து டக் டக்குன்னு ஏறிச்சு ஸோ நாங்கள் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ஆக்சுவலி சொல்ல போனால் ட்ரேடிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் மார்க்கெட் ஓப்பனிங் ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தோம் ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சோன்னே செகண்ட் கேண்டில் குயிக்காக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பிரேக் அவுட் கிடச்சோன்னா பை பண்ணோம் நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாலு லாட் எடுத்தோம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ரேஞ்சில் நாங்கள் எடுக்கும்போதே ஒரு தேர்ட்டி பாயிண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் மேலே வந்தாலே கொடுத்துடலாம் இல்லாட்டி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் டக்குன்னு ஒரு குயிக் ரேலியில் ஃபோர் நாட் தேர்ட்டின் வரைக்கும் ஆக்சுவலி வந்து ரைஸ் ஆச்சு நாங்கள் ஆனால் ஃபோர் நாட் ஃபைவ் வரும்போதே ஓகே ஃபிஃப்டி பாயிண்ட் வந்தாலே ஃபைவ் தௌசண்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு அப்போயே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப நேரமாக இந்த twenty eight thousand eight hundred call option வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெறும் ஒரு பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டோம் மெயினாக வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஃபண்டமெண்டலாக இவ்வளோ ரீசன் சொன்னேன் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக பையிங் ட்ரெண்ட்